ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டமாக வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் லதா ராஜேஷ் அடுப்பங்கரை அப்படிங்கிற சிஸ்டர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அவங்க தமிழில் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கிறாங்க அந்த தமிழ் லாங்குவேஜில் அது வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் வேறு பாஷையும் தெரியும் ஹிந்திலேயோ கன்னடமோ தெலுங்கோ அந்த லாங்குவேஜ் பீப்புள்ஸுக்காக அந்த பாஷை பேசுகிற மொழி பேசுகிறவங்களுக்காக தனியாக ஒரு சேனல் போ ஒன்று போட்டு தமிழில் செஞ்ச இதே குக்கிங் வீடியோஸை அதில் இருக்கிற ஆடியோஸை மட்டும் மியூட் பண்ணிட்டு எடுத்துட்டு இன்னொரு மொழியில் இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலேயோ அந்த இன்னொரு பாஷக்காரங்களுக்காக தனியாக ஒரு சேனலில் இதே வீடியோவை அப்லோட் பண்ணாமன்னு சந்தேகம் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அந்த மாதிரி செய்கிறது யூடியூபோட மிகப்பெரிய டேர்ம்ஸை வயலேட் பண்ணுறது ரெண்டு சேனலும் டெர்மினேட் செய்யப்படும் இது யூடியூப் டேர்ம்ஸுக்கு முற்றிலும் தவறானது அப்போ இந்த மாதிரி இதுக்கு யூடியூப்பில் நல்ல ஒரு சொல்யூஷன் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் சப்டைட்டில்ஸ் க்ளோஸ்டு கேப்ஷன் சிசி அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் கமாலினி விஜயசங்கரி உதயம் கிளினிக் அவங்க கூட என்னுடைய ஸ்பீச் வந்து தமிழில் நான் வந்து ஒரு பக்கம் பேசுகிற மாதிரி வீடியோ பண்ணிவிட்டு சைடில் வந்து கேப்ஷன்ஸாக நான் பேச சொல்கிறத வந்து இங்கிலீஷில் போடுறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு பேர் கேப்ஷன்ஸ் இல்லைன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உங்கள் நீங்கள் போடுற வீடியோக்குள்ளேயே சூப்பர் இம்போஸ் பண்ணி உள்ளேயே ஏதோ ஒரு லாங்குவேஜ் செட் பண்ணிடுவீங்க என்ன யார் பேசுறதுங்கிற நேம் வரும் அப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது இங்கிலீஷோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் போட்டிங்கன்னா ஹிந்தியோ அந்த ஒரு லாங்குவேஜ் வரும் ஆனால் க்ளோஸ்டு கேப் இதுக்கு பேர் open caption caption open caption transcription எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் க்ளோஸ்டு கேப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இதை வந்து நீங்கள் யூடியூப் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மூணு புள்ளி கிளிக் பண்ணி கீழே கேப்ஷன்ஸில் போய் என்னாபிள் பண்ண நீங்கள் சொன்னால் என்னோட வீடியோவில் இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி டிரான்ஸ் க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ் வரும் இந்த மாதிரி க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ் போடுறனால பல விதமான பிரயோஜனங்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து தமிழில் தான் வீடியோ போட்டுட்ருக்கிறீங்க கீழே வந்து எனக்கு தமிழில் க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது தமிழ்லேயே வரும் இதனால யார் பயனடைவாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிரயோஜனங்கள் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்றாவது நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும் இங்கிலீஷ் மட்டும் இல்லைங்க தெலுங்கு கன்னடம் உருது ஜாப்பனீஸ் சைனீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஆடியன்ஸுக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ்டு கேப்ஷன்ஸில் சப்டைட்டில்ஸ் போட்டு கொடுக்க முடியும் நீங்கள் கேப்ஷன்ஸ்லேயே வந்து வீடியோவில் என்னென்ன சத்தங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் குறைக்குதுன்னா டாக் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி இல்லை ஒரு க்ரையிங் சவுண்ட் இருக்குது சைல்டு க்ரையிங் அப்படிங்கறத கூட பேசுறது மட்டும் இல்லை அங்கே வர்ற சவுண்டுகளையும் க்ளோஸ்ட் கேப்ஷன்ஸில் சப்டைட்டில்ஸை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் செவித்திறன் இல்லாத கேட்க முடியாத டிசேபிள் பர்சன்ஸ் கூட வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கேட்கும் குறைபாடு உள்ளவங்க இல்லை நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்க ரொம்ப நாய்ஸியாக இருக்குது ஒரு பிளே கிரவுண்டில் இருக்கிறீங்க இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற பில்டிங்கில் இருக்கிற இன்ஜினியர் ஏதாவது ஒரு டவுட்டுக்கு பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும்னு பார்க்கும்போது அங்கே ஒரே தட்டிக்கிட்டும் கொட்டிக்கிட்டு சத்தமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வந்து வாய்ஸே தேவையில்லை சிசியை போட்டு அவர் பார்த்துட்டு போயிடுவார் அதே மாதிரி சில இடங்கள் இருக்குது அங்கே வந்து சவுண்ட் சென்சேஷனான இடங்கள் ஹாஸ்பிட்டல்ஸு லைப்ரரியில் இல்லைன்னா ஒரு செமினார் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க கிளாஸ் ரூமில் இருக்கிறீங்க ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இது யூடியூப் போ போனீங்கன்னு சொன்னால் பார்க்கறக்கு இந்த மாதிரியான சமயங்களில் இந்த க்ளோஸ்டு கேப்ஷன்ஸுங்கிறது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குங்க என்னோடய சேனல் லோகோ கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன் லெஃப்ட் சைடு இருக்கிற சப்டைட்டில்ஸ் கீழே இருக்குது பாருங்க இந்த சப்டைட்டில்ஸ் கிளிக் பண்ணேன்னா நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸும் வந்துடும் இப்போ கடைசியாக போட்டிருக்க லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு காமிக்குது அந்த இதை கிளிக் பண்ணி போகிறேன் இங்கிலீஷ் தமிழ் தமிழில் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் கிரியேட் நியூஸ் நியூ சப்டைட்டில் ஆர்சிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு அடுத்த பேஜ் வந்துடும் இதில் சப்டைட்டிலோட தலைப்பு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன் இங்கிலீஷில் இப்போ நாங்கள் காமிக்கிறேன் சப்டைட்டில்ஸ் பார் க்ளோஸ்டு கேப்ஷன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணி வெல்கம் டு ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நான் இப்போ டைப் பண்ண பண்ண அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன எழுத்து வருது அப்படிங்கிறதையும் காமிக்கிது வருங்க தமிழில் டைப் பண்ணுறக்கு என்ஹெச்எம் ரைட்டருங்கிற சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன் வீடியோ சப்டைட்டில்ஸ்னு தமிழில் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தமிழ் எல்லாம் இது பண்ணிவிட்டு பப்ளிஷ்னு ரைட் சைடில் இருக்கிற பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தமிழ் சப்டைட்டில் என்னோடய வீடியோவில் ஆட் ஆயிரும் இதே மாதிரி ஆட் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி நீங்கள் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி சப்டைட்டிலில் ஆட் பண்ணிக்கிட்டே போயிடலாங்க அதே மாதிரி கூகுளே ஆட்டோ ஜென்ரேட் பண்ணியிருக்கும் உங்கள் டைமிங்கை பேஸ் பண்ணி அதே ஒரு கூகுளில் வந்து கூகுள் வந்து நம்ம பேசின தமிழை அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்டேஷன் பண்ணியிருக்கோம் இதை டவுன்லோட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கூகுள் அதுக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்குது இதில் வெல்கம் டு இந்த மூணாவது பாருங்கள் வெல்கம் டு ரொம்ப யூசி நவ் ஆன் த அப்படிங்கிறத தமிழில் வெல்கம் டு ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத அது அப்படி பண்ணியிருக்குது நான் அதை வந்து திருத்தி ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நோட் பேடில் இதை எடிட் பண்ணி சேவஸ் கொடுத்து டாட் எஸ்பிவி ஃபைலாக சேவ் பண்ணி நான் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் வந்து இது மாதிரி எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் பேட் ஃபைல்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த லாங்குவேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் இப்போ வீடியோவில் பேசுகிறக்கும் இதுக்கும் டைமிங் கரெக்டாக செட் ஆகும் எல்லா லாங்குவேஜஸையும் இந்த மாதிரி முறையில் அப்லோட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி என்னென்ன டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு யூடியூப் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அதுக்கு தனியாக வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்